உங்களுடைய வாழ்நாளை வரலாறாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு உழைக்க வேண்டும் புத்திசாலித்தனமாகவும் நுட்பமாகவும் உழைக்க வேண்டும் சிந்தனை செய்து சிறப்பாக உழைக்க வேண்டும் ஊக்கத்தோடும் கனவுகளோடும் உழைக்க வேண்டும் கொண்டே இருங்கள் அவ்வாறு கொண்டே இருந்தால் உலகமே உங்களை தேடி வரும் ஓய்வெளியாத உழைப்பும் நேர்மையான நெஞ்சமும் தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொன்றவர்களை நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்காலமும் தனது தலையில் வைத்து கொண்டாடுகின்றது ஒரே ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் அற்புத வாய்ப்பாகிய என்எம்எம்எஸ் தேர்வில் வெற்றி பெற உங்கள் கடினமான உழைப்பின் மூலம் தேர்வில் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல் போன பதிவில் மாறுபட்ட எண்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தோம் இந்த பதிவில் எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க நான்கு எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவற்றுள் எவையேனும் மூன்று எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளுக்கிடையே மட்டும் பொதுத்தன்மை இருக்கும் மீதமுள்ள ஒரு எழுத்து அல்லது வார்த்தை தொடர்பின்றி இருக்கும் அந்த தொடர்பற்ற எழுத்து அல்லது வார்த்தையை நாம் விடையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் கொண்ட மூன்று வார்த்தைகள் மற்றும் மாறுபட்ட வார்த்தைகளை கொண்டமையும் வினாக்கள் இவ்வகையை பொறுத்தவரையில் அனைத்து பாடங்களை பற்றிய அடிப்படை கருத்துக்களை நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக தமிழ் பாடத்தில் நூலாசிரியர் பெயர்கள் புகழ்பெற்ற நூல்கள் காப்பியங்கள் கதாபாத்திரங்கள் கேள்வி பகுதியில் இடம்பெறும் ஆங்கில பாடத்தில் vowels consonants articles parts of speech ஆங்கில எழுத்துக்களின் இடமதிப்பு அதாவது இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் ஆகிய பகுதிகளில் கேள்விகள் இடம்பெறும் அறிவியல் பாடப்பகுதியில் பொருட்களோட தன்மை பொருட்களின் நிலைகள் விஞ்ஞானிகளின் பெயர்கள் தாவரங்கள் விலங்குகள் அவை தொடர்புடைய படிப்புகள் கண்டுபிடிப்புகள் இவற்றை பற்றி கேட்கலாம் சமூக அறிவியல் வரலாறு பாடத்தில் வரலாற்று நிகழ்வுகள் போர்கள் உடன்படிக்கைகள் திட்டங்கள் பேரரசுகள் பற்றி கேட்கலாம் குடிமையியல் பகுதியில் முதல்வர்கள் பிரதமர்கள் குடியரசுத் தலைவர்கள் சட்டப்பிரிவுகள் அரசு திட்டங்கள் சமீபத்திய தகவல்கள் இடம்பெறலாம் புவியியல் நாடுகள் மாநிலங்கள் அவற்றின் தலைநகரங்கள் ஆறுகள் மலைகள் கோள்கள் முக்கிய இடங்கள் போன்றவை கேள்வி பகுதியில் இடம்பெறும் எடுத்துக்காட்டு மாறுபட்ட வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும் தமிழ் ஆங்கிலம் அறிவியல் தெலுங்கு தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மொழிகள் அறிவியல் பாடப்பகுதி விடை அறிவியல் இன்சர்ச் மாஸ் இன் தவிர மற்ற மூன்றும் வழிபாட்டு தலங்கள் இன்னா தங்குமிடம் விடை இன் வகை ஒன்றில் என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி தேர்வில் பெரும்பாலும் ஆங்கில மொழியிலேயே வார்த்தைகள் கொடுக்கப்படுவதால் மாணவர்கள் தங்களுடைய ஆங்கில சொற்களஞ்சிய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வார்த்தைகளின் அர்த்தம் தெரிந்தால்தான் அவற்றுக்கிடையேயான பொதுத்தன்மையை நாம் கண்டறிய முடியும் வகை இரண்டு ஆங்கில எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் எழுத்துக்கள் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்தும் எழுதி பொதுத்தன்மை என்னன்னு நாம் கண்டுபிடிச்சி விடையை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இஐயு e, மூன்றுமே உயிரெழுத்துக்கள் எக்ஸ் மெய்யெழுத்து விடை எக்ஸ் எடுத்துக்காட்டு இரண்டு ஏசி ஏ ஒரு எழுத்து விட்டு சி டிஎஃப் டி ஒரு எழுத்து விட்டு எஃப் ஹெச் கே ஹெச்சுக்கு இடையில் ஐஜேன்னு இரண்டு எழுத்து இருக்குது எல்என் எல்லுக்கு இடையில் எம்முங்கிற ஒரு எழுத்து தான் இருக்குது தேர்ட் ஆப்ஷனை தவிர மற்ற மூன்றும் ஒரு எழுத்து ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்காங்க ஆனால் தேர்ட் ஆப்ஷன் ரெண்டு எழுத்து ஸ்கிப் பண்ணதுனால விடை தேர்ட் ஒன் ரைடோர் சிவிக் நோன் ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர மற்ற மூன்றும் பாலின்ரோம்ஸ் அதாவது இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் எழுதினால் ஒரே மாதிரியாக வரும் ஸோ விடை ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்காட்டு நான்கு A by Z, L by O, S by H, L by P. First மூணு ஆப்ஷனில் ஆங்கில எழுத்துக்களில் தொகுதி இடமிருந்து வளமாகவும் பகுதி வளமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டுள்ளது ஆனால் எல் பை பி வேறுபட்ட ஒன்று மாறுபட்ட எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகள் கூடிய பயிற்சி வினாக்களை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ